இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலில் இந்த வீடியோ மட்டும் இல்லை இதை விட வேறு லெவலான பெயிண்டிங்லாம் இருக்குது இப்போ பார்க்குற இந்த டிஸ்பிளே ஆகிற பெயிண்டிங்லாம் நம்ம சேனலில் இருக்குது மறந்துடாம இந்த சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த இந்த பெயிண்டிங்லாம் பிடிச்சிருச்சுன்னா மறந்துடா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானில் உள்ள ஆளுங்கிற ஆப்ஷன் மறந்துடாமல் எல்லாரும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கிளிக் பண்ணுறீங்கல்ல இப்போ வாங்க நண்பர்களே நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே ஆகிற இந்த தமிழ் டெக் சார் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும் தமிழ் டெக் தமிழ் செல்வன் சாரோட ஒரு பெயிண்டிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் இந்த வீடியோ மட்டும் இல்லை வேறு லெவலான பெயிண்டிங்லாம் இருக்குது பார்க்க கீழே பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் மறந்து நான் பார்த்துருங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நோன்னு சொல்லுங்கள் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நோன்னு சொல்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எஸ்ஸுன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க மறுபடியும் வீடியோக்குள்ளே போயிடுவோம்